सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः भागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसद्गोमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निर्भिन्ने अक्षिणी त्वष्टा लोकपालो विशद चक्षुषाशेन चक्षुषांशेन प्रतिपत्तिर यतो भवेत निर्भिन्नस्य निर्भिन्नानि अस्य चर्माणि लोकपालो अनिलो अविशत प्राणेन अंशेन संस्पर्शं येनासौ प्रतिपद्यते कर्णौ अस्य निर्भिनिर्भिन्नौ दिष्ण्यं स्वं विविशुः दिशः श्रोत्रेणांशेन शब्दस्य सिद्धिं येन प्रपद्यते त्वचम् अस्य निर्भिनिर्भिन्नां விவிஷுர் திஷ்ணியம் ஓஷதீஹி அம்சேன ரோமபிஹி கண்டும் எய்ஹி அசௌ பிரதிபத்தியதே அதாவது அதிஷ்டானம் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தேவதை அதுக்கு உண்டான இந்திரியம் என்ன அதுக்கப்புறம் நம்ம அறியப்பட வேண்டிய வஸ்து இப்படி நாளாக ஒவ்வொரு அங்கத்துக்கும் அந்த பிரம்மத்தினிடத்துல பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் விதுரருக்கு சிருஷ்டியினுடைய கிரமத்தை ஆரம்பிக்கிறச்சே சொல்றார் சோ முதல்ல வந்து எந்த அதிஷ்டானம் that is the substratum where that particular அந்த இது நடக்கணும் பர்செப்ஷன் நடக்கணுமோ அந்த அதிஷ்டானம் முதல்ல சோ வாயி அதுக்கப்புறம் தாலு இந்த மாதிரி ஒவ்வொரு அதிஷ்டானங்களும் ஆனா அந்த அதிஷ்டானம் வெளியில வரும் பொழுதே அது வந்த மாத்திரத்துல எந்த தேவத்தை அதுக்கு அதிபதியோ அந்த தேவத்தை அதுக்குள்ள போய் வாகிந்திரியத்தோட இப்போ ஆசியம்னு எடுத்துட்டோம்னா வாக்குங்கிறது இந்திரியம்னா அதோட கூட வன்னி அக்னிங்கிறது உள்ள போயிடுறது முதல்ல அதனாலதான் இந்த ஜீவனுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசக்கூடிய ஒரு திறன் ஏற்படுறது அது வந்து எது அந்த அந்த இந்திரியத்தினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வருது அதுக்கப்புறம் தான் அந்த இந்திரியமும் அந்த தேவதையும் அங்க வரணும் இப்படி அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அது பத்து ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இதைதான் பார்த்துட்டு வரோம் நம்ம அதுல வந்து ஞானேந்திரியம் முடிஞ்சது இப்ப இனிமே கர்மேந்திரியம் சொல்லணும் கர்மேந்திரியம் அஞ்ச கர்மேந்திரியம் அஞ்சுல முதல்ல வந்து ஆசியம் வாய சொல்லிட்டார் இனிமே பாக்கி நாளையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் புத்தி ஹிருதயம் ஆத்மா சத்வம்னுட்டு சித்தம் அந்த கரணத்தினுடைய நாலு பிரிவினைகளை இங்க வந்து வேறு விதமாக சொல்ற அதாவது புத்தி சித்தம் அகங்காரம் அஹ் அதுக்கப்புறம் மனசு இந்த நாலு விஷயத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு எப்படி இருக்கு பகவான்கிட்ட இருந்து எப்படி முதல்ல சிருஷ்டி ஆச்சு அப்படிங்கறத அடுத்தது சொல்ல போறோம் சார் சோ பத்து பிளஸ் நாலு இதை சொல்லிட்டும் அதுக்கு மேல வர்ணங்கள் ஆசிரமங்கள் இதனுடைய உற்பத்திய சொல்ல போறார் சரியா கேளுங்க அன்மியூட் பண்ணி கேட்கணும் இது இது வந்து ஞானேந்திரியா நீ தானே இல்ல இது வந்து சித்தம் அந்த கரணம் ஞானேந்திரியம் உங்களுக்கு முன்னாடியே வந்துருத்து சோ இதுல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஜிஹ்வா கிராணம் சக்ஷுஹு பிராணஹ ஸ்ரோத்ரம் இந்த அஞ்சு உங்களுக்கு ஞானேந்திரியம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கர்மேந்திரியம் இந்த நாலு பிளஸ் இந்த வாக்கு இது கர்மேந்திரியம் சரியா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இனிமேதான் வரப்போறது அந்த ஸ்லோகங்கள் புத்தி ஹிருதயம் ஆத்மா சத்துவம்ங்கிறத வந்து <laughs> நாலு அந்த கரணங்களா சொல்றாரு மனோ புத்தி அகங்கார சித்தம் எஸ் இதுல வந்து புத்திங்கிறது தான் போதா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் hmm. மனசு ரெண்டாவது கர்மங்கிறது இதுதான் ஆத்மாங்கிறது தான் அந்த அகங்காரம்ங்கிறது ஏன்னா அகங்காரம் hmm. இல்லைன்னா செயலுங்கிறது ஏற்பட போறது இல்லை ஆஸ் லாங் எஸ் அந்த involvement of the I factor இல்லைன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு செயலும் செயல்லையும் ஈடுபட முடியாது அதனால அது செயலுங்கிறார் அதுக்கப்புறம் சித்தம் நாலாவதா சித்தம் சொல்றேன் சத்வம் okay I think you explain பின்னாடி வரும் அது விஞ்ஞானம் சோ அறியப்பட வேண்டியது ஞானஸ்வரூபம் அதுக்கப்புறம் அகங்கார ஸ்வரூபம் அதுக்கப்புறம் தாட்ஸ் விக்ரியா இதெல்லாம் வரப்போறது இது பின்னாடி வர்றதுனால முன்னாடியே முதல்ல கொடுத்துட்டே அதை படிச்சுன்னு போவோம் நம்ம சோ இன்னும் பாக்கி கர்மேந்திரியங்கள் இருக்கு மேட்ரம் தஸ்ய வினிர்பின்னம் ஸ்வதிஷ்ணியம் கஹ உபாவிஷத்து ரேதசா அம்சே அம்சேன ஏன அசௌ ஆனந்தம் பிரதிபத்தியதே சோ மேட்ரம்ங்கிற முதல்ல வந்து அதிஷ்டான பூதம் அந்த மேட்ரம் தஸ்ய வினிர்பின்னம் தஸ்ய விபோகோ அந்த பகவானுக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அது வந்து வெளியில வந்தது ஸ்வதிஷ்ணியம் கஹா உபவிஷ உபாவிஷத்து கஹா அப்படிங்கிறது பிரஜாபதி பிரஜாபதி தன்னுடைய ஸ்தானமான அந்த மேட்ரம் அதுக்குள்ள ரேதசா அம்சேன உபாவிஷத்து ரேதஸ் பிந்து அதனுடைய ஒரு அம்சத்தை கொண்டு உள்ள போனார் அதுக்கப்புறம் ஏன அசௌ ஆனந்தம் பிரதிபத்தியதே அதனால ஒரு ஆனந்தம் அனுபவிக்க முடியறது சோ அதிஷ்டானம் மேத்ரம் அதுக்கு உண்டா மேத்ரம் அதுக்கு உண்டான தேவதை கஹ பிரஜாபதி அதனுடைய இந்திரியம் வந்து ரேதஸ் அது அதனால அனுபவிக்கப்பட வேண்டியது ஆனந்தம் நெக்ஸ்ட் குதம் குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேஷா ஆவிஷத்து பாயுனா அம்சேன ஏன அசௌ விசர்க்கம் பிரதிபத்தியதே இது எக்ஸிட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் சோ குதம்ங்கிற இந்த அதிஷ்டானம் ஓபனா அதாவது வந்தது வினிர்பின்னம் டிஸ்டிங்டிவா தெரிஞ்சதுன்னு அர்த்தம் சோ எல்லாமே ஒன்னா இருக்கக்கூடியதுல ஒன்னொன்னா உத்பூதமாச்சு ஒவ்வொரு அங்கமா ஒவ்வொரு இதுவா உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறது எப்படி நம்ம மனசுல வந்து ஒரு சிலைய செதுக்கிறது எப்படியோ அது போல நம்ம வச்சுக்கணும் எப்படி கண்ணை பிரிக்கிறா கண்ணு இது பண்றா அந்த மாதிரி ஒவ்வொன்னும் உங்களுக்கு வந்து வெளிப்படுகின்றது குதம் பும்சகா பும்சகா இங்கே அந்த பரம்பொருளுக்கு குதம் வினிர்பின்னம் வெளிவந்தது அதே மித்ரஹா லோகேஷா மித்ர சூரியன் சூரியனுங்கிற ஒரு உலகங் உலகத்துக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய மித்ரஹா சூரியன் அதற்குள் நுழைந்தான் எதனாலன்னா அதாவது மித்ரன்னுங்கிற தேவதையை எடுத்துப்போம் சூரியன் வேண்டாம் ஏன்னா சூரியன் கண்ணு மித்ரங்கிற வைத்ரா வருணன்ல இருக்க இல்ல மைத்ரா வருணங்கிற இதுல மித்ரன்னு ஒண்ணு வருணான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு தேவதை அதுல இருக்கக்கூடிய மித்ர உம் சோ மித்ரங்கிற தேவதை லோகேஷா உலகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த மித்ரன்னுங்கிற ஒரு தேவதை பாயுனா அம்சேன பாயுங்கிற ஒரு அம்சத்தினால இந்திரியம் பாயுங்கிறது அந்த இந்திரியத்தினுடைய பெயர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஏன அசோ விசர்க்கம் பிரதிபத்தியதே எதனால் விசர்க்கம் மல விசர்ஜனம்ங்கிறது ஏற்படுறதோ இந்த சரீரத்துல இந்த ஜீவனுக்கு அப்படிப்பட்ட அதிஷ்டானம் தேவதை இந்திரியம் அண்ட் ஒர்க் என்ன ஒரு வேலையோ குதம் பும்சோ வினிர்பின்னம் மித்ரோ லோகேஷ ஆவிஷத்து பாயுனா அம்சேன ஏன அசௌ விசர்க்கம் பிரதிபத்தியதே மேல ஹஸ்தௌ வினிர்பின்னௌ ஹஸ்தௌ அஸ்ய வினிர்பின்னௌ இந்திரஹ ஸ்வர்பதிஹி ஆவிஷத் வார்த்தையா அம்சேன புருஷா யயா விருத்திம் பிரபத்தியதே வார்த்தாங்கிற வேர்டு வந்து பேச்சுன்னு நினைச்சுட்டேன் வார்த்தாங்கிறதுக்கு வந்து கிரய விக்கிரயம்னு அர்த்தமா அதாவது விக்கிறது வாங்கறதுங்கிற ஒரு சக்தி இந்த கைக்கு இருக்கான் கொடுக்கறது கொடுத்தல் வாங்கல்ங்கிறதுக்கு வார்த்தான்னு பேரு அதனால வார்த்தாலாபம்ங்கிறச்சு நம்ம வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ கான்வர்சேஷன் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் அங்க இட்ஸ் நாட் அ மோனோலாக் அதுதான் இந்த பேச்சுங்கிற வார்த்தாக்கு ஹஸ்தம் அசி வர்த்தகம் ஆஹ் வர்த்தகம் வர்த்தகம்ங்கிறது என்ன எனக்கு ஓ தமிழ்ல ஓகே சொல்றதுதான் சான்ஸ்கிரிட்ல சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது தான் தமிழ்ல வருது வார்த்திகம் இஸ் டிஃபரெண்ட் வர்த்தகம்ங்கிறது தமிழ்ல வந்து ட்ரேடுக்கு சொல்றல ஆமா வர்த்தகம் வர்த்தகம்னா வியாபாரம் மேடம் வியாபாரம் வியாபாரம் அதுதான் இங்க வார்த்தா நமக்கு சரியா சோ ஹஸ்தௌ அஸ்ய அஸ்ய இந்த பரம்பொருளுக்கு ஹஸ்தௌ வினிர்பின்னௌ கைகள் வெளித்தோன்றின இந்திரஹா ஸ்வர்பதிகி ஸ்வர்க்கத்துக்கு பதியாக இருக்கக்கூடிய இந்திரன் வார்த்தையா அம்சேன அதாவது கொடுக்கல் வாங்கலுக்கு சக்தியை சக்திங்கிறது என்ன ஒரு இந்திரியம் உண்டோ அதோடன் கூட அந்த கர்மேந்திரியத்தோட கூட அம்சேன ஸ்வர்பதிகி ஸ்வர்க்கத்துக்கு பதியாக இருக்கும் இந்திரன் ஆவிஷத்து அந்த கைக்குள் நுழைந்தான் யயா எந்த ஒரு வார்த்தையா எந்த ஒரு இந்திரியத்தினால புருஷா ஜீவன் விற்த்திம் பிரபத்தியதே விற்த்தின ஜீவிகா அவனுடைய வாழ்க்கை நடப்ப நடத்திக்கிறான் விவகாரம் இல்லையா அத வந்து நடத்திக்க முடியறது அவனால பாதோவசிய வினிர்பின்னோ லோகேஷா விஷ்ணுராவிஷத்து கத்தியாஸ்வ அம்சேன புருஷா யயா பிராப்தியம் பிரபத்தியதே அஸ்ய இந்த பரம்பொருளுக்கு பாதோ வினிர்பின்னோ கால்கள் தோன்றின லோகேஷா விஷ்ணு ஈசனான விஷ்ணுங்கிறவர் கத்தியா ஸ்வ அம்சேன கத்தியா தன்னுடைய அம்சமான கதி போக்குங்கிறதை வைத்துக்கொண்டு அதனுடன் கூட ஆவிஷத்து கால்களுக்குள் நுழைந்தார் ஏயா எந்த ஒரு கத்தியினால புருஷன் பிராப்தியம் பிரபத்தியத்தை அடைய வேண்டிய விஷயத்தை அடைகிறான் சோ அதிஷ்டானம் பாதம் தேவதா விஷ்ணு கதிங்கிறது அந்த பர்டிகுலர் இந்திரியம் அதுக்கப்புறம் பிராப்தியம்ங்கிறது அடையப்பட வேண்டியது உங்களுக்கு காரியம் அங்க பிரதிபத்தவியம் சோ பாதோவசிய வினிர்பின்னோ லோகேஷா விஷ்ணு ஆவிஷத்து கத்தியாஸ்வ அம்சேன புருஷா யயா பிராப்தியம் பிரபத்தியதே புத்திம் அசிய வினிர்பின்னாம் வாகீஷா திஷ்ணியம் ஆவிஷத்து போதேன அம்சேன போத்தவிய பிரதிபத்தி யதா பவேத் புரிந்து கொள்கிறோம் சில விஷயங்கள் போத்தவியம் எது அறியப்பட வேண்டுமோ அதை அறிகிறோம் அப்படின்னா முதல்ல புத்தி பிரெயினுங்கிற அதிஷ்டானம் நமக்கு இருக்கு சோ இங்க எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றாருன்னா நமக்கு வந்து மனோபுத்தி அகங்காரத்துல வந்து புத்திங்கிறதையே வந்து வெதர் இட் இஸ் தி இந்திரியம் or whether it is the அதிஷ்டானம் இல் இல்ல ஆமா அப்படிங்கிற அந்த பிரிவினை நமக்கு வந்து அந்த மனோபுத்தி அகங்கார சித்த சித்தம்ங்கிற ஒரு பிரிவினையில கிடையாது இங்க வந்து புத்திங்கிறது அந்த பிரெயின் அப்படிங்கிற அந்த வெறும்னா அந்த ஆர்கனை சொல்றேன் ஆர் தட் அந்த அதிஷ்டானத்தை மாத்திரம் சொல்லி போதகா அறிவு அப்படிங்கிறத இந்திரியமா சொல்றார் brain can be there but the functionality of the brain is determine by something else இல்லையா அதுக்குள்ள வெறும்னா ஆர்கனை வந்து நம்ம இப்ப ஸ்பெசிமென்ல வந்து தண்ணியில போட்டு வச்சிருப்பா அதை பார்த்தா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது உங்களுக்கு அதுக்குண்டான இந்திரிய விஷயம் அதற்கு வரணும் இதர் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஒரு whatever it can be called அந்த இந்திரிய அம்சம் இருக்கணும் அந்த இந்திரிய அம்சத்தை ஆக்டிவேட் பண்றது ஒரு தேவதை அந்த தேவதை வாகீஷா ப்ரகஸ்பதி சோ புத்திம் ச அஸ்ய அஸ்ய பகவானுக்கு பரம்பொருளுக்கு புத்திம் வினிர்பின்னாம் அந்த வினிர்பின்னாம் ஆயிருக்க கூடிய புத்தியை திஷ்ணியம் தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த புத்தியுள் வாகேஷக வாக்குக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி போதேன அம்சேன அந்த ஞானம்ங்கிற ஒரு அம்சத்தை வைத்துக் கொண்டு ஆவிஷத்து உள்ளே நுழைகிறார் யதகா எதனால் ப்ரகஸ்பதியான தேவதை போதம் ஞானம்ங்கிற ஒரு இதை வச்சுண்டு ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் உள்ள நுழையறதுனால புத்திக்குள்ள நுழையறதுனால நமக்கு போத்தவிய பிரதிபத்தி பவேத் எதது அறியப்பட வேண்டுமோ போத்தவியம் that which has to be understood அதனுடைய பிரதிபத்தி அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது so this is just mere knowledge அதுக்கப்புறம் மனசு என்னென்னலாம் தாட் ப்ராசஸ் வருதோ அதை சொல்றாரு இங்க ஏன்னா வெறுமனை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட வச்சுட்டு நம்ம பல கற்பனைகள் பண்றோமோ இல்லையோ சித்தவருத்திகள் எத்தனையோ வருது அதெல்லாம் வந்து மனசனுடைய ஒரு ஆக்டிவிட்டி சோ ஹிருதயம் ச அஸ்ய நிர்பின்னம் சந்திரமா திஷ்ணியம் ஆவிஷத்து மனசா அம்சேன ஏன அசௌ விக்ரியாம் பிரதிபத்தியதே இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஹிருதயம்ங்கிறார் இந்த இமோஷனல் ஃபேக்கல்ட்டி இன்டலெக்சுவல் ஃபேக்கல்ட்டின்னு ரெண்டா பிரிச்சு விடுறாரு அந்த இமோஷனல் ஃபேக்கல்ட்டியை கொண்டு வந்து ஹிருதயத்துல போட்டுட்டு இன்டலெக்சுவல் ஃபேக்கல்ட்டிய பிரெயின்ல போடுறார் சோ ஹிருதயம் சோ ஹிருதயம் அசிய வினிர்பின்னம் அந்த இவருடைய பகவானுடைய ஹிருதயம்ங்கிறது எது தோன்றிற்றோ அதற்கு அதற்குள் தன்னுடைய ஸ்தானமாக வைத்து சந்திரமாக சந்திரபா மனசோஜாதகா அதனால சந்திரன் வந்து மனசுல இருந்து பிறந்தவன்னுங்கும் பொழுது பகவானுடைய அந்த ஒரு மனசுக்குள்ள சந்திரன் உள்ள நுழையறான் அதனாலதான் சந்திரன் மனசுக்கு அதிபதி மனசா அம்சேன சகா ஆவிஷத்து சந்திரமாக சந்திரன் மனசுங்கிற ஒரு அம்சத்தை வைத்துக் கொண்டு அந்த பகவானுடைய மனசு ஹிருதயத்துக்குள்ள நுழையிறார் ஏன எதனால் அசௌ விக்ரியாம் பிரதிபத்தியதே இந்த ஜீவனானவன் விக்ரியா பல மாறுதல்களை அனுபவிக்கிறான் மாறுதல்கள்னா சித்தவருத்தின்னு அர்த்தம் விக்ரியா விகாராக அந்த விக்ரியாங்கிறது என்ன சங்கல்பாதி ரூபாம் சோ மொத்தமா இவர் வந்து சங்கல்ப விகல்ப சகலத்தையும் மனசுல போட்டுடுறார் ஏன்னா நம்ம வந்து மனோபுத்திர அகங்கார சித்தம்னு பிரிக்கிறச்சே அந்த இடத்துல வந்து மனசு வந்து விகல்பாத்மகம்னு சொல்லி புத்திய சங்கல்பாத்மகம்னு சொல்லி அப்படி பிரிப்போம் அத இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா சத்துவம்ங்கிறத புத்தி மனசனுடைய கலப்புன்னு வேற சொல்லிடுவார் பின்னாடி சிலது வந்து அது கொஞ்சம் ஒட்டி வரமாட்டேங்கிறது என்னன்னு புரியல எனக்கு கேளுங்க uh, question is uh, phases of the moon is it because of the mood people the mood ah, uh, period so, is, is there a connection between those two அவன் நிறைய இருக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு சந்திரனுக்கும் மனசுக்கும் பெரிய கனெக்ஷன் நீங்க வந்து ஜோசியக்காரர்கள்ட்ட போய் ஜாதகத்தை முதல்ல எடுத்துன்னு போய் காமிச்சேன்னா சந்திரனோட இடம் எங்க இருக்குன்னு பாப்பான் that determines how your mind is affected and very simple on a very for a layman நீங்க போய் பார்த்தேன்னா நமக்கு ஏதோ அஜிடேஷன் இருக்கிறச்சு அந்த நிலவொளியில ஒரு நிமிஷம் நின்னோம்னா அது ஏதோ ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்க தான் கொடுக்கறது சந்திரன் அது இருக்கு சவுந்தரலேரி எடுத்தல்னா மனஸ்துவம் வியோமத்துவம் மருதசி மருத்சாரதிரசின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அது வந்து அந்த சந்திர தத்துவத்தை தான் சொல்றது சந்திரனுங்கிற தத்துவத்துல எப்படி சக்தி அங்க உள்ள போய் நமக்கு மனசுல ஒரு சாந்தத்தை கொடுக்கறாங்கிறது அந்த ஸ்லோகம் அது மாதிரி மனசு சந்திரன் வந்து is very responsible for our மனசு இந்த கொஞ்சம் புத்தி மென்டல் அபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவளுக்கு முதல்ல சந்திரன் எங்க என்ன ஸ்தானம் சந்திர பிரீத்தி இதெல்லாம் முக்கியம் ஹிருதயம் ச அஸ்ய நிர்பின்னம் சந்திரமா திஷ்ணியம் ஆவிசத்து மனசா அம்சேன மனசுங்கிற ஒரு அம்சத்தினால சந்திரன் அந்த ஹிருதயத்துக்குள்ள நுழைந்தான் ஏன் அசௌ விக்ரியாம் பிரதிபத்தியதே விக்ரியா சங்கல்பம் விகல்பம் முதலிய எல்லா விதமான சித்தவருத்தியும் அந்த மனசுலதான் ஏற்படுறதுன்னு பிரிக்கிறது மத்த சாஸ்திரங்கள்ல வரும் பொழுது வேதாந்த சாஸ்திரம்னு அந்த ரெல்முக்கு போகிறச்சு நம்ம அப்படி பிரிச்சுக்கணும் இங்கே ஸ்ரீதர சுவாமி இப்படி பிரிக்கிறார் அப்படி எடுத்துருவோம் சிலதெல்லாம் அப்படி அப்படியே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி இப்ப வந்து குணங்கிற வேர்டுக்கு வந்து அந்தந்த சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு டெர்மினாலஜின்னு எடுத்துக்கிறோம் மொழியும் வியாக்கரணத்துக்கு போனா அதே குணகா அத்து ஏங்குச்ச குணசம்யா சாத்துங்கிறோம் இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா காவிய சாஸ்திரத்துல பார்த்தோம்னா சௌரியம் இல்லைன்னா இது மாதுரியம் இதெல்லாம் குணம்ங்கிறோம் வேற நம்ம ஆயுர்வேதத்துக்கு போனோம்னா அதுக்கு வேற ஒரு டெர்மினாலஜி போடுவார் இங்க வந்தோம்னா சத்வ ரஜஸ் தமசும்பர் குணத்தை அந்த மாதிரி நமக்கு வந்து இங்க மனசுங்கிறது விக்ரியாம் பிரதிபத்தியத்தை அந்த மனசுனாலதான் பலவிதமான சித்தவருத்திகளை அனுபவிக்கிறான் அப்படின்னு பிரிக்கிறார் சோ ஹிருதயம் சாஸ்ய நிர்பின்னம் சந்திரமா திஷ்ணியம் ஆவிஷத்து மனசா அம்சேன ஏன அசௌ விக்ரியாம் பிரதிபத்தியத்தை ஆத்மானம் அசிய அஸ்ய நிர்பின்னம் அபிமானோ அபிஷத் பதம் கர்மணா அம்சேன ஏன அசௌ கர்த்தவியம் பிரதிபத்தியதே ஆத்மானம் அஸ்ய இந்த பரம்பொருளுக்கு ஆத்மானம் நிர்பின்னம் ஆத்மானம் பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் அபிமானஹா அபிமானம்ங்கிறது வந்து ருத்ரஹா அபிமானஹா ருத்ரஹா ருத்ரம்னுங்கிற தேவதை கர்மணா அம்சேன கர்மா செயலுங்கிற ஒரு ஒரு அம்சத்தை கொண்டு பதம் அபிஷத்து அவனுடைய ஸ்தானத்திற்குள் நுழைகிறான் அகங்காரம்ங்கிறதுல வந்து உங்களுக்கு ருத்ரன் அதிதேவதை அது செயல்ங்கிற ஒரு அம்சத்தோட கூட போறோம்னா கர்த்தவியம் பிரதிபத்தியத்தை ஏன்னா அசௌ எதனால் செய்ய வேண்டிய விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறான் இப்போ இது யோசிச்சு பார்த்தோம்னா மனோபுத்திர் அகங்கார சித்தம்ங்கிற இடத்துல அந்த கரணமா பிரிக்கிறார் அந்த இடத்துல அகம் ஆத்மாங்கிறது பரம்பொருள் இல்ல ஜீவனும் இல்ல அந்த ஜீவனுக்கு அதிஷ்டான பூதமாக ஆத்மாவும் இல்ல ஈஸ்வரனுக்கு அதிஷ்டான பூதமாக இருக்கும் பிரம்மனும் இல்லை அந்த இடத்துல ஆத்மானு பிரிக்கும் பொழுது அது அந்த கரணம்னு எடுத்துக்கிறோம் அந்த கரணம் இன்னொரு ஒரு விதமான அந்த கரணம் பிரிஞ்சது அது எப்படின்னா அகம்ங்கிற பிரதீதியை கொடுக்கறது அகம் பிரதீதி இல்லைன்னா நமக்கு வந்து செயல்பட முடியாது இவ்வுலகத்துல அப் மோட்ச நிலையில தானே இருப்போம் நம்ம ஐங்கிற கான்செப்டே இல்லைன்னா இதுதானே மோட்சம் தானே அந்த இடத்துல அதனால அகம்ங்கிற பிரதீதி வந்தாதான் நம்ம அந்த அகம்காக சில காரியங்களை பண்ணுவோம் அதனால கர்மாங்கிற தூண்டுதல் ஏற்படும் அகம் பிரவருத்தி இருந்தாதான் கர்மேந்திரியம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக போகுது அந்த கர்மேந்திரியம் ஃபங்க்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் சித்தம்ல வந்து உங்களுக்கு அந்த கரணத்துல என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு சங்கல்பம் மனசுல இருக்கணும் அந்த மனசுல சங்கல்பம் வந்தா கூட I want to do it அப்படிங்கிற அந்த ஐ ஃபங்க்ஷன் ஆகணும் அங்க அப்போதான் உங்களுக்கு கர்த்தவியம் என்னங்கிறது புரியும் இது நான் பண்ணி ஆனோம் நான் பண்ணி ஆனோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு ஐடியா நமக்கு இல்லையா அது அந்த கர்த்தவியம்ங்கிறது அந்த அகம் பிரதீதியில இருந்து தான் வருது நாம் பிரதீதி இல்லைன்னா கர்த்தவியம் வரப்போறது இல்லை செயல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரிவினை தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெர் இஸ் சம் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லல அடுத்தது வந்து சத்துவம் சாஸ்ய வினிர்பின்னம் மகான் திஷ்ணியம் உபாவிஷத்து சித்தேன அம்சேன ஏன அசௌ விஜானம் பிரதிபத்தியதே இது வந்து என்னன்னா அகம் பிரதீதிங்கிறது இல்லா அகம் இப்போ ஒரு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல you remove yourself and say you are conscious of the I அப்படின்னு இருக்கலாமோ இல்லையோ அந்த கான்சியஸ்னஸ் கிட்ட போறார் அதை விஜயானம்னு சொல்றார் அந்த விஜயானம்ங்கிறது உங்களுக்கு வந்து it is it is more mere consciousness you don't need to have that அகம் பிரதீதி ஆனாலும் அந்த இடத்துல இன்னமும் கொஞ்சம் அஜ்ஞானம் இருந்துட்டு இருக்கு அந்த அஜ்ஞானத்தை சொல்லிட்டு இருக்கார் இங்க ரைட்டா அத விஜானம் விசேஷ ஜானம் சோ எதை பத்தி நமக்கு வந்து அவேர்னஸ் இருக்கோ அந்த சித்தத்தை சொல்றாரு இந்த இடத்துல சோ சத்துவம் தசிய நிர்பின்னம் சத்துவம்ங்கிறது புத்தி சித்தம் ரெண்டுத்தினுடைய அபேத நிர்தேசகாங்கிற புத்தி சங்கல்பாத்மகம் விகல்பாத்மகம் எல்லா சித்தவருத்திகளும் இருக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு ஞானம்ங்கிறதும் இருக்கு இது ரெண்டுத்தினுடைய ஒரு ஒரு ஹையர் பிளேன்ல போய் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா there is a consciousness of everything that is going on inside the mind அந்த கான்சியஸ்னஸ் எது சத்துவம் அப்படிங்கிறார் அத புத் மொத்தமா அகங்காரம்ங்கிற இடத்துல அந்த கான்சியஸ்னஸ் கொண்டு போய் உட்காத்தி வச்சு அந்த அது நிர்பின்னம் அது பகவானுக்கு தோன்றிற்று அதில் மகான் திஷ்ணியம் மகானுங்கிறது பிரம்மா பிரம்மாங்கிறது தன்னுடைய பதமாக இருக்கக்கூடிய அந்த சத்துவம் புத்தி சித்தத்தினுடைய ஒரு கலப்படம் இருக்கே அந்த இடத்துல சித்தேன அம்சேன கான்சியஸ்னஸ் சித்தம்ங்கிற ஒரு அம்சத்தை வைத்துக்கொண்டு அவர் உள்ளே நுழைகிறார் ஏன அசௌ விஜானம் பிரதிபத்தியதே அந்த சேதனா ரூபத்தினால அவரால வந்து ஒரு விசேஷ ஞானங்களை புரிய முடியறது விஜயானம்ங்கிறச்சு அந்த அவித்யா லெவல்ல அந்த காரண சரீரமா இருக்கிற அந்த ஸ்டேட்டை எடுத்துக்கணும் சுஷுப்தி லெவல் எடுத்துக்கோங்களேன் சுஷுப்தியில அம் பிரதீதி இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா அந்த இடத்துல தெர் இஸ் சம் அஜ்ஞானம் that is functioning there you can call it is விஜயானம் பட் இட் இஸ் சுஷுப்தி அவஸ்தை எழுந்ததுக்கு அப்புறம் வேணா சுகம் அகம் அஸ்வாப்சம் கிஞ்சித் அவேதிஷம்னு வேக்கிங் ஸ்டேட்ல தான் உங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கு அப்போ அந்த சமயத்துல அகம் பிரதீதி இருக்கா இல்லையா இருந்திருக்கணும் ஆனா அகம்ங்கிற அவேர்னஸ் கிடையாது there is just an awareness there அந்த இடத்த சித்தம்ங்கிறோம் that's what I have understood இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம் எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு தூரம் பிரிச்சு சொல்ல முடியறதோ பாக்குறேன் அடுத்தது சீர்ஷ்ணா அஸ்ய தியௌஹு தரா பத்மியாம் கம் இப்ப இதோட வந்து பத்து இந்திரியங்கள் அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் முடிஞ்சது நாலு மனோபுத்தி அகங்கார சித்தம்ங்கிறது முடிஞ்சது அடுத்தது இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதெல்லாம் ஜீவனுக்கு உண்டான விஷயங்களை முடிச்சிரு இப்போ அவன் அனுபவிக்க வேண்டிய திருஷ்யமான பொருள் என்ன பூமி உலகம் காகாசம் இதெல்லாம் இருக்கணும் இல்லையோ அதெல்லாம் பகவான் இடத்துல எங்கெங்க பூ பாதவ் எஸ்ய அசுர நில சந்திர சூரியௌச்ச நேத்ரே அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த இடத்துல வந்து சீர்ஷ்ணா அஸ்ய தௌஹு தரா பத்மியாம் கம் நாபேகே உதபத்தியத குணானாம் விற்த்தையா ஏஷு பிரதீயந்தே சுராதய இப்ப தேவர்கள் அசுரர்கள் பூதகணங்கள் இதெல்லாம் இப்போ வரப்போறது எங்க அஸ்ய இவருடைய சீர்ஷ்ணகா தலையிலிருந்து தியௌஹு ஸ்வர்க்கமானது வெளிவந்தது தியௌஹு அதுக்கப்புறம் பத்யாம் தரா கால்களில் இருந்து பூமியானது ஏற்பட்டது கம் நாபேகே உதபத்தியத கம் ஆகாசம் நாபேகே நாபி பிரதேசத்திலிருந்து உண்டாயிற்று குணானாம் விற்த்தையா ஏஷு பிரதீயந்தே சுராதயா ஏஷு தியௌ தரா கம் இது மூணுத்திலையுமே உங்களுக்கு வந்து குணங்களினுடைய விற்த்தையகா குணங்கள் அதாவது சத்துவ ரஜஸ் தமஸ் இவைகளினுடைய பரிணாமங்களாக இருக்கக்கூடிய சுராதையா தேவர்கள் அசுரர்கள் பூதகணங்கள் இவர்கள் வந்து பிரதீயந்தே தெரிகிறார்கள் சோ பகவானுடைய அந்த விஸ்வரூபத்துல எங்கெங்க யார் யார் இருக்காங்கிறது நமக்கு புரியுமோ என்னமோ இது வச்சா சோ தலையில இருந்து உங்களுக்கு ஆகாசம் சொர்க்கம் இருக்குன்னா அங்க தேவர்கள் அப்போ நாபியில வந்து உங்களுக்கு ஆகாசம் இருக்கு அங்க வந்து ருத்ரனுடைய பூதகணங்கள் அஹ் அதுக்கப்புறம் பத்யாம் தரா பூமி அசுரனை பத்தி சொல்லல இங்க பூமிங்கிற இடத்துல உங்களுக்கு ஐ எம் ஷுவர் பாத்தாளம் எல்லாமே அங்க அலோடு இல்லையா பூமி வரையில் இருக்கக்கூடியது ஒன் போர்த் பகவானோடது பாதோசிய விஸ்வாபூதானி புருஷ சுத்தத்துல பார்த்தப்போ शीर्ष्णः अस्य द्यौः धरा பத்பியாம் கம் நாபேகே உதபத்தியத உதபத்தியதன வெளிவந்தன உற்பத்தியான உற்பத்தி ஆயி ஆச்சு குணானாம் விற்த்தையா ஏஷு எந்த ஸ்வர்க்கம் முதலிய ஏஷுன எந்த உலகங்களில் ஸ்வர்க்கம் பூமி அதுக்கப்புறம் ஆகாசம் இந்த உலகங்களில் குணானாம் விற்த்தையா சத்வம் ரஜஸ்தமஸ் முதலிய குணங்களின் விற்த்தையா பரிணாமாகங்கிறீங்க இந்த இடத்துல விற்த்தையா பரிணாமாக விற்பி குணத்தினுடைய விற்த்தினாலே குணத்தினுடைய செயல்கள் குணம் எப்ப செயல்படும் அதனுடைய மாறுதல் ஏற்பட்டாதானே சோ இந்த சுர தேவன்ங்கிறவன் சத்துவகுணத்தினுடைய ஒரு மாறுதல் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் சத்துவகுணம் அவ்வளவுதான் சத்துவகுணத்தினுடைய பரிணாமமாக தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் ஆஃப் பீயிங்ஸையும் மூன்று குணங்களினுடைய கிளாசிபிகேஷன்ஸ்ல எடுக்கிறார் ஆத்தியந்திகேன சத்வேன அத பின்னாடி சொல்ற ஆத்தியந்திகேன சத்வேன திவம் தேவாகா பிரபேதிரே தராம் ரஜஸ்வபாவேன பணையா ஏச்ச தான் அணு இத இந்த இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிதான் இருபத்தெட்டும் இருபத்தொன்பதும் வருது ஆத்தியந்திகேன சத்வேன ஆத்தியந்திகம் ஆத்தியந்திகேன அர்ஜிதேன சத்வேன காலங்காலமாக என கர்மாங்கிறது உங்களுக்கு அனாதி அது எங்கே இருந்தோ அவ வந்து குணத்தை அவ வந்து சம்பாதிச்சிருக்கா ஆத்தியந்திகேன ரொம்ப காலமாக சம்பாதிக்கப்பட்ட சத்துவகுணத்தின் இதனால பிரதிபலிப்புனால திவம் ஆகாசத்தை அது ஸ்வர்க்கத்தை தேவாக தேவர்கள் பிரபேதிரே அடைந்தார்கள் அதே ரஜஸ்வபாவேன ரஜோகுணத்தினுடைய ஒரு சம்பாத்தியத்தினால ரஜோகுணம் ரஜத்தினுடைய ரஜஸினுடைய ஒரு ஸ்வபாவத்தினால தராம் பூமியை பணையா ஏ பணையா சந்தி தே தான் அணு அந்த தேவர்களுக்கு சாரி இல்ல ஏ பணையா பணையகாங்கிறச்சே மனுஷியாகாங்கிறார் அதாவது பணு வியவஹாரே பணம்னு தமிழ்ல சொல்றோமே அதே பணம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை சம்ஸ்கிருதத்திலயும் உபயோகப்பட்டிருக்கு தசகுமார சரித்திரத்துல பணங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு வேர்ட் hmm, பணம் வியவஹாரே பணந்தே யாகாதினா வியவஹரந்தி இது பணையா மனுஷியாக யாகம் எல்லாம் பண்றது பார்ட்டர் சிஸ்டம் தானே ஈஸ்வரானு ஈஸ்வர அர்ப்பண புத்தி இல்லைன்னா ஸ்வர்க காமோ எஜயத்தேன்னு ஸ்வர்க்கம் வேணும்னு அவன் வந்து யாகம் பண்றான்னா it is a barter system கொடுக்கல் வாங்கல் தான் அந்த இடத்துல விவகாரம் வர்த்தகம் பார்த்தோமே அதுதான் சோ பணந்தே விவகரந்தி இது பணையாக மனுஷியாக எந்த மனுஷியர்கள் யாகத்தை செய்து ஒரு நலன் வேண்டும் என்று விவகாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மனுஷியாக பணையகான்னு பேரு அவர்களை பின்தொடர்ந்து இந்த பூமியை அந்த யாகத்துக்கு என்னென்னலாம் உபகரணங்கள் வேணுமோ அததெல்லாமும் வந்தது தான் அணு தான் அணு பணியின் அணு அந்த பணையாக அதாவது மனுஷியான் அணு மனுஷியர்களை பின்தொடர்ந்து அணுன பஷ்டாத்து அவர்களை பின்தொடர்ந்து ஏதது உபகரண பூதாக ஏ கவாதயா தே அபி தராம் பிரபேதிரே யாகம் பண்ணணும்னா யாகத்துக்குண்டான பொருள்களையும் பகவான் சிருஷ்டி பண்ணி அதையும் அனுப்பணும் இல்லையா அவளோட அப்பதான் அவனால வந்து பண்ண முடியும் அதுக்குண்டான உபகரணங்கள் என்னென்ன உண்டோ அதையும் சேர்த்து தானபி அணு தராம் பிரபேதிரே இந்த பூமியை அடைந்தன சோ அத்தியந்திகேன சத்வேன திவம் தேவா பிரபேதிரே தராம் ரஜஸ்வபாவேன பணையோ ஏச்ச தான் அணு இதுல வந்து சத்துவம் வசத்தி ரஜஸ் வசத்தி தமஸ் வசத்திங்கிற மாதிரிலாம் இல்ல அந்தந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு அந்தந்த பேருக்கு இந்த ஒரு குவாலிட்டி இருந்தாதான் அந்த காரியம் சாதிக்கப்படும்ங்கிறதுக்காக அந்த குவாலிட்டி அவளுக்கு அதிகமா கொடுத்துருக்கு மனுஷனுக்கு வந்து சத்துவ பிரதானமா இருந்தான்னா தேவர்கள் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானே தவிர அவருக்கு வந்து இது கிடையாது அல்லது தமோ குணம் மாதிரி ஜாஸ்தியா இருந்ததுன்னா தூங்கிட்டு இருப்பானே தவிர ரஜோகுணம் ஜாஸ்தி இருந்தாதான் யாகங்கள் பண்ண முடியும் தேவர்கள் சாப்பிட முடியும் விஷ்ணு சாப்பிட முடியும் அப்படிதானே ஆரம்பிக்கிறாருங்க நீங்களும் நானும் சாப்பிட்றதுக்காக நான் இந்த சிருஷ்டியை நீங்க பண்ணணும் எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறேன் தார்த்தீயேன ஸ்வபாவேன தார்த்தீய திருத்தீய திருத்தீயசிய பாவா தார்த்தீயம் சோ தார்த்தீயேன ஸ்வபாவேன நாபிம் ஆசிரிதா ஆசிரிதாக உபயோகோ அந்தரம் வியோம ஏ ருத்ர பார்ஷதாம் கணாக ருத்ர ருத்ரனுடைய பார்ஷதாக கணங்கள் அதாவது பார்ஷதாகனா பூத கணங்கள் பரிஷத்துல இருக்கக்கூடியவர்கள் பார்ஷதாக ருத்ரனுடைய அசம்பிளியில இருக்கக்கூடியவான்னு அர்த்தம் ருத்ர பார்ஷதாம் கணாகா சிவகணங்கள் எல்லோருமே வியோம பிரபேதிரே ஆகாசத்தை அடைந்தன என தார்த்தியேன ஸ்வபாவேன தமோகுணத்தை தமோகுணத்துடன் மூன்றாவது ஸ்வபாவமான தமோகுணத்துடன் பகவான் பகவன் ஆசிரிதாக பகவானுடைய நாபியை ஆசிரித்தவர்களாக பகவதா நாபி அது அங்க சமஸ்த பதம் அது சோ பகவானுடைய நாபியை ஆசிரித்தாக அடைந்தவர்களாக ஏ ருத்ர பார்ஷதாம் கணாக வர்த்தந்தே தே அவர்கள் உபயோகோ அந்தரம் ஸ்வர்க்கம் பூமி இவ்விரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸான வியோம ஆகாசத்தை அடைந்தார்கள் முகதா அவர்த்தத பிரம்ம புருஷஸ்ய குருத்வக யஹா உன்முகத்வாது வர்ணானாம் முக்கியா அபூத் பிராமணோ குரு அடுத்தது நாலு வர்ணங்கள் அவைகள் ஒவ்வொரு பகவானுடைய ஆஹ் இதுல இருந்து வந்தது முகமாசீத்து பிராமணோ முகமாசீத்து ராஜன்யா ஊரு அதுக்கப்புறம் இல்ல இல்ல சாரி வைஷ்யன் ஊரு மார்புல இருந்து க்ஷத்ரியன் கால்ல இருந்து பத்யாம் சூத்ரோ அஜாயத்தை அந்த நாலு பிறப்பையும் இப்ப அடுத்தது சொல்றார் முகதா பிரம்ம அவர்த்தத ஹே குருத்வக குரு குரு வம்சத்தை தூக்கிண்டு போறவர் பிதுரர் இருந்ததுனால ஏதோ அது வந்து இத்தனை நாள் வரைக்கும் சேர்ந்து அப்படி இருந்தது தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி நன்னடத்த ஓடிட்டு இருந்தது ஏன்னா இவர் இருந்துட்டு இருந்தார் குருத்வக விதுரரே புருஷஸ்ய முகதா புருஷனான அந்த பரம்பொருளினுடைய முகதா வாயிலிருந்து பிரம்ம அவர்த்தத பிரம்மங்கிறது வேதா சோ அவர்த்தத பிரவருத்தம் ஆரம்பித்தது பிரம்மங்கிறச்சு வேதா பிரம்மன வேதம் பிரம்மன பரம்பொருள் it is not different from him அதை காண்பிக்கிறதுனால பிரம்ம ஞானத்தை கொடுப்பதனால வேதத்துக்கும் பிரம்மம்னு பேரு அது பகவானுடைய ஒரு வாயிலிருந்து வந்தது யஹா தூ உன்முகத்வாத் வர்ணானாம் முக்கியா அபூத் பிராமணா குரு அவன் அந்த பிராமணன்கிற குரு அதாவது பிராமணன்கிறவன் ஒரு குருவாக உன்முகத்வாத்து அந்த வர்ணங்களை நோக்கி அவனால வந்து புரிஞ்சுண்டு அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருப்பதனால் பிராமணனுக்கு வாயிலிருந்து உற்பத்தி ஏற்பட்டது பகவானுடைய ஒரு வாயிலிருந்து உற்பத்தி சோ வர்ணானா முக்கியா சஹா நாலு வர்ணங்களுக்கும் முக்கியமாக அவனை எதுக்கு சொல்றோம்னா வேதத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறதுனால பிராமணனை வந்து நம்ம முக்கியம்னு சொல்றோம் வேத பிரதிபாத்தியத்துவம் இல்லைன்னா பிராமணத்துவம்ங்கிறது அங்க இல்ல அதையும் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் சோ யஹா தூ உன்முகத்வாது எப்பொழுதுமே அந்த பகவானுடைய முகத்தை பார்த்துண்டு முகத்திலிருந்து வரக்கூடிய வேத சொற்களை அவன் வந்து சொல்றதுனால பிராமணன் அந்த வேதத்தையே விருத்தியாக வைத்துட்டு இருக்கிறது வச்சுட்டு இருக்கிறதுனால பகவானுடைய முகத்திலிருந்து பிரம் பிராமணன் வந்தாங்கிறார் எஸ்து உன்முகத்வாது முக உத்பவாது உத்பவத்வாது வர்ணானாம் முக்கியா முகம் இவ அவருடைய முகம் போல பிரதமஹா குருஹூச்ச அபூத் சஹா அபி முகதா அவர்த்தத சோ இந்த பிராமணன் பகவானுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய வேதங்கள் அந்த வேதங்களை எப்பொழுதுமே இவன் கையில இருக்கிறதுனால முகம் போல இருக்கானாம் பிராமணன் அதனால பிராமணனும் உங்களுக்கு அந்த பகவானுடைய முகத்திலிருந்து வந்தவன் அத்தியாபனாதினா அத்தியாபனாதிங்கிறச்சே அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் இந்த ஆறு வேலை தான் பிராமணனுக்கு அத்தியனம் படிக்கிறது அத்தியாபனம் சொல்லி தருது யாகம் பண்றது யஜனம் யாஜனம் யாகம் பண்ணி வைக்கணும் தானம் பிரதிகிரகம் வாங்கிக்கிறது இந்த பக்கம் தானம் கொடுக்கறதுக்கு அவ்வளவுதான் இந்த ஆறு வேலைகளை தான் இங்க வந்து அத்தியாபனாதினா பிராமணஸ்ய வேதகா விருத்திகி அதுதான் அவனுடைய ஜீவிகா சர்வைவல் மெத்தட்ஸ் தயாவிருத்தியா சகா பிராமணா முகதா ஜாதகா அந்த வேதத்துடன் கூட பிராமணனும் முகத்திலிருந்து வெளிவந்தான் இப்படியே மத்த ஸ்லோகங்கள்ல மத்த வர்ணங்களுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அங்கங்க இல்லாத பதங்களை நம்ம எடுத்து போட்டுக்கணும் முகதோ அவர்த்தத பிரம்ம புருஷஸ்ய குருத்வக எஸ்து உன்முகத்வாத் வர்ணானாம் முக்கியோபூத் பிராமணோ குருஹு பாகுபியா அவர்த்தத अवर्तत क्षत्रम् தது அனுவிரதா यः जातः திராயத்தை வர்ணான் பௌருஷா கண்டக க்ஷதாத் ஆன மார்புன்னு சொல்லிட்டு கையிலிருந்து வந்தர் பாகு ராஜன்ய ஸ்மிருதா சோ கையிலிருந்து வந்தவா க்ஷத்ரியர்கள் சோ பாகுபியா க்ஷத்ரம் க்ஷத்ரியா தது அனுவிரதா க்ஷத்ரியா ச அவர்த்தத எப்படி பாகுபியா அவருடைய தோள்பட்டையிலிருந்து கைகளிலிருந்து கஷத்ரம் கஷத்ரம்ங்கிறது பாலன ரூபா விருத்திகி எல்லாரையும் காப்பாத்துறதுங்கிற ஒரு முறை அந்த ஒரு முறையானது கைகளிலிருந்து ஏற்பட்டன அந்த தத் அனுவிரதா அந்த கஷத்ரம் அனுவிரதா அனுசிருதா அந்த பாலன ரூபா கிரியாவை ஒட்டி க்ஷத்ரியனும் அந்த கையிலிருந்து வந்தான்ங்கிறதுனால க்ஷத்ரியன் தான் இவ்வுலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விற்பியை செய்கிறான் சோ கையில தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து கத்திரியர்கள்லாம் வந்து காப்பாற்ற முடியும் கையில வலு இருக்கணும்ங்கிற கையில வலு இல்லைன்னா எங்க இருந்து காப்பாற்ற முடியும் சோ யஹா சோ அவனுடைய வேலை என்ன இங்க கண்டக க்ஷதாத்து யஹா ஏவம் ஜாத்தா சன்னு பௌருஷா பௌ புருஷ தன்மையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அதாவது பௌருஷகான புருஷஸ்ய விஷ்ணோகா அம்சகாங்கிற விஷ்ணுவனுடைய அம்சம் ஏனி நீங்க எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துட்டாலும் எந்த ஒரு சிவிலைசேஷன் எடுத்துட்டாலும் ராஜாவை வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் பர்சனாலிட்டின்னு தான் அவனுக்கு முத்திர குத்தி உட்காந்து வச்சுடுறான் அத வந்து என்னத்தினால டிவைன் பர்சனாலிட்டின்னு அவனுக்கு ஒரு பெயர்னா மத்தவாளை காப்பாத்தணுங்கிறதுக்காக டிவைன் பர்சனாலிட்டி அரகன்ஸுக்காக அவன் டிவைன் பர்சனாலிட்டின்னு நினைச்சுடுறான் நான் தான் காடு என் சொன்னத்தை கேட்கணுங்கிற நிலைமையில வந்துடுறது அவளுக்கு பவர்ல வந்த உடனே இ டசன் ஈ லூசஸ் அவுட் அந்த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இட் எதுக்காக அவனுக்கு அந்த டிவைன் பர்சனாலிட்டி காப்பாத்தணும் மத்த வர்ணங்களை no matter who it is அது வர்ணானு திராயத்தே யஹா பௌருஷா யஹா ஏவம் ஜாதகா பௌருஷா இந்த மாதிரி விஷ்ணுவனுடைய அம்சமாக புருஷாவதாரத்தினுடைய ஒரு அம்சமாக பிறந்தவன் அந்த க்ஷத்ரியன் கண்டக கஷதாத்து கண்டகான முள்ளு முள்ளனுடைய புண்ணு தான்ஸ் ஆஃப் த வேர்ல்டுங்கிறோமே அதுதான் இங்க யார் யாரெல்லாம் முள்ளு போல இருக்காளோ அவர்களிடம் இருந்து அந்த மாதிரி இருந்து வர்ணானு மற்ற வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை திராயத்தை காப்பாற்றுகிறான் கண்டகாக சோராதய திருடன் முதலியவர்கள் அவர்களிலிருந்து எது க்ஷதம் என்ன ஒரு உபதிரவம் இருக்குமோ தஸ்மாத்து திராயதே ரக்ஷதி அது க்ஷத்ரியன் சோ பாகுபியா அவர்த்தத அவர்த்தத பிறந்தான் சோ பாகுபியா அவர்த்தத க்ஷத்ரம் க்ஷத்ரியா அனுவிரதா யா ஜாத்தா பௌருஷா கண்டக க்ஷதாத் விஷா அவர்த்தந்த தஸ்யோ தஸ்ய ஊர்வோஹோ கரீஹி விபோஹோ வைஷ்யா ததுத்பவக வார்த்தாம் ரிணாம் யா சமவர்த்தயத் எல்லாருக்கும் வந்து ட்ரேடுக்கு உகந்ததாக இவர் தான் வந்து போய் சாமான வாங்கி கொடுக்கல் வாங்கல்லாம் பண்றது வைஷ்யன் ஒரு விவகாரம் பண்றவன் பிசினஸ் மேன் சோ தஸ்ய பகவானுடைய தஸ்ய விபோகோ அந்த பரம்பொருளினுடைய ஊர்வோகோ துடைகளிலிருந்து லோக விற்பி கரீகி விஷகா அவர்த்தந்த உலகத்தினுடைய லோக விற்பி லோக லோகசிய விற்பி கரீகி ஜீவிகா ஹேதவகா லோகத்தினுடைய எப்படி எல்லாம் சர்வைவல் டெக்னிக்ஸ் இருக்குமோ அதனுடைய விற்பி அதனுடைய போக்குகள் முதல்ல வெளிவந்தன அதை பின்தொடர்ந்து அந்த போக்குகளை நடத்துகின்ற விஷக விஷக கிருஷ்யாதி விவசாயாக சோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கிருஷி அக்ரிகல்ச்சர் முதலிய என்னென்னலாம் உங்களுக்கு ட்ரேட்ஸ் உண்டோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி என்னென்னலாம் எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த பகவானுடைய தொடையிலிருந்து வந்தது அது வந்து லோகத்தினுடைய ஜீவிகா சர்வைவலுக்கு உண்டான ஒரு மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ததுத்பவகா அதனால் உற்பத்தியான அந்த ஊரூலேருந்தே உற்பத்தியானவன் வைஷ்யகா யகா யவன் நிருணாம் வார்த்தாம் சமவர்த்தயத்து நிருணாம் இப்போ அந்த வார்த்தாங்கிறது இங்க ஒட்டி வர்றது பார்த்தீங்களா அவன் பேச்சு பேசுறது இல்லையே அவன் பிசினஸ் மேனுக்கு ஆக்சுவலி பார்த்தோம்னா businessman should be well versed in இது டாக்கிங் uh, அப்பதான் பிசினஸ் நடத்த முடியும் ஏன்னா அதுல இருந்துதான் வார்த்தாங்கிறது வந்ததோ நம்ம இட் மருவி நமக்கு வந்து நியூஸ் அல்லது ஒரு இதுன்னு வரதோ நம்ம பேச்சுங்கிறதுக்கு வந்துருத்தோ நம்ம கொடுக்கல் வாங்கல் அந்த வார்த்தாம் ஜீவிகாம் யகா ஸ்வவிருத்தியா சமவர்த்தயது சம்பாதயதி ஸோ வைஷ்யா ததுத்பவா அந்த ஊரு தொடையிலிருந்தே உத்பவமான அந்த வைஷ்யனானவன் நிருணாம் வார்த்தாம் ஜனங்களினுடைய ஒரு விவகாரத்தை சமவர்த்தயது நடத்துகிறான் ஸோ விஷோ அவர்த்தந்த தஸ்ய ஊர்வோகோ கரீஹி விபோகோ வைஷ்யா தத் உத்பவா வார்த்தாம் நிருணாம் எஸ் சமவர்த்தயது பத்யாம் பகவதா ஜக்ஞே கால்களிலிருந்து பகவானுடைய கால்களிலிருந்து ஜக்ஞே உண்டான சுஷ்ரூஷா தர்ம சித்தையே சுஷ்ரூஷா சேவா தர்மம்ங்கிற ஒரு தர்மத்தை வந்து நிலைநாட்டுவதற்காக காண்பிப்பதற்காக மற்றவர்களுக்கு நம்ம என்ன பிசினஸ்ல இருந்தாலும் என்ன ஒரு பரிபாலன ரூபமான ஒரு இதுல இருந்தாலும் யாகத்தை பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சுஷ்ரூஷாங்கிற ஒரு ஆட்டிடியூட நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்காக அது வந்தது பகவானுடைய பாதத்திலிருந்து பூமியே வெள்ள வந்தது அதுலேருந்து இந்த சுஷ்ரூஷாங்கிற ஆட்டிடியூடும் வந்தது இன்னைக்கு சேவாங்கிற ஒரு தர்மம் பெரிய தர்மமா சொல்லிட்டு இருக்கோம் அது பகவானுடைய காலில இருந்து தான் வந்தது தஸ்யாம் ஜாதகா புரா சூத்ரஹா எத் விருத்தியா துஷ்யத்தே ஹரிஹி எந்த ஒரு பகவான் அந்த சுஷ்ரூஷாங்கிற ஒரு விற்பி ஒரு செயலினால ஹரிஹி துஷ்யத்தை பகவான் சந்தோஷம் அடையிறார் அதுல இருந்து சூத்ரஹா ஜாதகா சூத்ரன் பிறந்தான் தஸ்யாம் ஜாதகா அந்த பத்யாம் அல்லது சிஸ்ரூஷாயாம் அந்த சேவா தர்மத்தில் பிறந்தவன் அந்த சூத்ரன்ங்கிற ஒரு வர்ணம் சோ ஏதே வர்ணாக ஸ்வதர்மேண யஜந்தி ஸ்வகுரும் அந்த தஸ்யாமுங்கிறச்ச நிமித்த பூதாயாமுங்கிற அந்த சுஷ்ரூஷாங்கிற ஒரு நிமித்தத்தை வைத்து கொண்டு அதை ஒரு காசா வச்சுண்டு இந்த வர்ணம் நாலாவது வர்ணம்ங்கிறது வெளில வந்தது ஏதே வர்ணாக ஸ்வதர்மேண யஜந்தி ஸ்வ குரும் ஹரிம் ஸ்ரத்தையா ஆத்ம விசுத்தியர்த்தம் எத் ஜாத்தாக சக விற்த்திபிகி எத் ஜாத்தாக எஸ்மாத் ஜாத்தாக எந்த ஒரு பகவானிடம் இருந்து பிறந்தார்களோ எதனுடன் கூட பிறந்தார்கள் விற்த்திபிகி சக என்ன வேலையோ அந்த வேலையுடன் கூட பிறந்தார்கள் அதுக்கு உகந்த என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதோட சேர்ந்து ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தன எதுக்காக எது ஜாத்தாக விற்பிபிகி சகா ஸ்தம் ஸ்வகுரும் ஹரிம் அப்படிப்பட்ட தன்னுடைய குரு குருத்வாத்துங்கிறச்சு இங்க வந்து குருஹூன ஜனககான்னு எடுத்துக்கிறார் அப்பாவாக இருக்கக்கூடிய ஹரி அந்த ஹரி தான் வந்து விற்த்திய கொடுக்கிறார் அப்படிங்கறதுனால அவரை குருஹு சோ ஸ்வம் குரும் தன்னுடைய தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஹரிம் ஹரியை ஏதே வர்ணாக இந்த நான்கு வர்ணத்தார்களும் ஸ்வதர்மேன தனக்கு விதி விதித்திருக்கக்கூடிய தர்மங்களை வைத்து ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் ஆராதிக்கிறார்கள் யஜந்தி யஜந்தின யாகம் செய்கிறார்கள் இல்ல அவரவருடைய தர்மேன யஜந்திங்கும் பொழுது என்ன தர்மம் இந்த வர்ணத்தாருக்கு கொடுத்திருக்கோ அதை வைத்து ஹரிம் பஜந்தே அது போல ஒவ்வொரு வர்ணத்திலையும் இந்த காரியம் நான் செய்வது இது எனக்கு விதிச்சிருக்கு இது வந்து ஹரிப்பிரீத்தியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் அதுதாங்க எதுக்காக ஆத்ம விசுத்தியர்த்தம் ஆத்மா மனசு மனசினுடைய சுத்திக்காக அவ இது பண்றா இந்த காரியங்களை ஹரி ஆராதனா ஏதே வர்ணாக ஸ்வதர்மேண யஜந்தி ஸ்வகுரும் ஹரிம் ஸ்ரத்தையா ஆத்ம விசுத்தியர்த்தம் யத் ஜாதாக சக விற்பிபிகி ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே கே எம் முன்ஷி அப்படின்னு பாரதிய வித்யா பிரசிடென்ட் அவர் வந்து ஹி மென்ஷன்ஸ் பிரம்ம தேஜ் அண்ட் க்ஷத்ர தேஜ் தேஜஸா பிரம்ம தேஜ் அண்ட் க்ஷத்ர தேஜ் இது ரெண்டும் இல்லைன்னாக்கா ஒரு ஒரு ruler is not a ruler அந்த பிரம்ம தேஜ் இருக்கிறதுனால பிரம்ம தேஜும் கத்திர தேஜும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அவனை கடவுளை கடவுளாகவே நம்ம கருதுறோம் அப்படின்னு சொல்லி correct Munshi written written volume Krishna story book wonderful I recommend it to all nice book அந்த அண்ட் இதுல வந்து ஸ்வதர்மம் பற்றி பேசிட்டு இருக்கோம் அதில் அந்த அந்த ஸ்வபாவம் வந்து எந்த வெர் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் ஸ்வபாவம் அண்ட் ஸ்வதர்மம் பிகாஸ் இந்த நாலு இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்வதர்மா பிறந்து இந்த இந்த இதில் பட் ஹவு டஸ் தி ஸ்வபாவம் பிளே இட் அது இங்கே எந்த இடத்துல வருது ஸோ இங்கே வந்து ஸ்வபாவம்னா உங்களுக்கு if you are talking about the குணாஸ் தென் ஆல் த்ரீ குணாஸ் are present in all four varnas. Okay சத்துவம் ரஜஸ் தமஸ் உங்களுக்கு இருக்கு எல்லார்ட்டையும் ஆனா ரஜோகுண பிரதானமா இருக்கும் மனுஷியர்கள்ட்ட அது நாலு வர்ணத்தா இருக்கும் ஒரே மாதிரிதான் இதுல வந்து பிராமணனுக்கு சத்துவகுணம் ஜாஸ்தி கத்திரியனுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரஜோகுணம் இருக்கணும் பிராமணனுக்கும் அப்போதான் படிக்கிறதுங்கிறதும் முடியும் it is an activity that he does so பொதுவாக பாகவதத்துல இங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு பூமியில இருக்கக்கூடிய மனுஷியர்களுக்கு ரஜோகுண பிரதானமா இருக்கான்னு சொல்லிட்டாரு ஒட்டுமொத்தமா மத்ததும் இருக்கு பேலன்ஸ பொறுத்து இருக்கு so we strive to go to the சத்வம் level we try to lessen our activities lessen our inactivity also and try to be in a calm position சத்வ குணத்தை விருத்தி பண்ண பண்ண நமக்கு வந்து மோட்சத்துக்கு ஒரு பாதை ஆனா இயற்கையாகவே நமக்கு வந்து ஆக்டிவிட்டி ப்ரோன் பீப்புள் தான் நம்ம எல்லாருமே it doesn't matter whether you are first belong to the first caste or the last caste doesn't matter or whatever one of the four caste first லாஸ்ட்னு நான் சொல்லக்கூடாது வந்த உற்பத்தியினுடைய பிரகாரத்துல நான் சொல்றேன் அவ்வளவுதான் இந்த டெண்டன்சிஸ் டெண்டன்சிஸ் வந்து ஆர் வாசனாஸ் வாசனாஸ் கர்மா கர்ம ப்ரீவியஸ் ஜென்மா and so on and so for so all the domination of one one குணா over the other depends on your uh, punya punya uh, mutai and uh, papa mutai so, definitely சம்ஸ்காரம் இருக்கு அதுல ஆமா சரியா தேங்க்யூ பாப்போம் தேங்க்யூ நமஸ்காரம்